வணக்கம் இப்போ நாம crude oil one minute chart பார்த்துட்ருக்கோம் நமக்கு பைக்கால் வந்துட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு இன்றைக்கி டே வந்து ஜூன் தேர்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி மேல் ஆகுது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் போல் வந்துச்சு செல் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் கீழே என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு வந்துச்சு நல்லாவே அது டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட்டர் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை என்ன பாயிண்ட்ல பண்ணலாம் இல்லை செல் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து நார்மல் சார்ட் உங்களுக்கு ரன் ஆகும்ல அதே மாதிரி தான் இந்த சார்ட்டும் ரன் ஆகும் ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வித்தியாசமே வந்து கேண்டிலே வந்து கலர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேண்டிலும் வந்து க்ரீன் கலரில் போயிட்டே இருக்கும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா எல்லா கேண்டிலும் ரெட் கலரில் வந்திருக்கும் ஸோ ப்ரீவியஸ் பார்த்தீங்களா நமக்கு செல் கால் வந்ததுலேருந்து எல்லா கேண்டிலுமே ரெட் கலரில் இருந்துச்சுல இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு பையிங் ட்ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ பை ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலும் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் அதோட நமக்கு கால்ஸும் வந்து வந்துடுது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பைன்னு சொல்லி வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டே நேராக ஒரு லைன் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா first target and second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கேண்டலுடைய கலரும் மாறிடும் ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரியே கால்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி என்ன பண்ணலாம் ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்குது அடுத்த ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம் இதில் ஏன்னா கால்ஸ் ரிப்பீட் ஆகாது இப்போ ஒன்ஸ் பையிங் ட்ரெண்ட்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் தான் வரும் ஸோ செல் கால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்கு கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில் எப்படி கால்ஸ் ஜென்ரேட் ஆனது கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஆகுது நமக்கு இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து பையிங் ரேஞ்சிலேருந்து நல்லா ரைஸ் ஆகி டார்கெட் கிட்டக்க போயிட்டுருக்கு ஃபைவ் ஜீரோ டூ செவன் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போது நமக்கு ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஒன் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாரட்டை வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம் five zero thirty point fifty four காட்டுறனால இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சு கீழே போனாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெக்கவரி கொடுத்துச்சு அந்த ரெக்கவரி கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ கேண்டிலில் பையிங் ரேஞ்சிலேருந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து நல்லா வந்து ஹையில் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் மேலே ரொம்ப மேலே மேலே போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது ஏறுறதுக்கு மெதுவாக தான் வந்து ஏறுது அதே இப்போ மார்க்கெட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சரை மணி மார்க்கெட்டுக்குலாம் வந்து நிறையா வந்து கேண்டில்ஸ் வந்து ஹெவி இல்லை நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கும் பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்குது டே பை டே நேற்றுலாம் கூட இன்னமும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு இந்த ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு ரொம்ப பீக்கில் ஒரு மார்க்கெட் எப்போயுமே அதோட இருக்கிறதுலே பீக்கு ஹை ரேஞ்சில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மூமெண்ட் வந்து இருக்காது மூமெண்ட் கொஞ்சம் குறையும் ஏன்னா மார்க்கெட் வந்து அடுத்து ஏறுமான்னு நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க மார்க்கெட் அடுத்து இறங்கும்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக இருக்கும் நிறைய பேர் க்ரூட் ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்னா ஈவன் ஈக்விட்டியில் கூட போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் நல்லா நியூ ஹை போகுது இருந்தாலும் இன்ட்ராடேக்கன் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் இன்றைக்கி கூட ஆக்சுவலி மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை ஒரு நூறு பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டி ஆஃப்டர்நூன் வரைக்கும் போச்சு ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டில்லையும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுக்குது இப்போ ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இது இந்த மாதிரி சிக்னல் ஜென்ரேட்டர் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சார்ட்டில் அப்படியே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் அப்படியே எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது நீங்களே வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணையில் உங்களுக்கு அதுவே வந்து ட்ரெண்ட் என்ன கால்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப்